hello guys welcome to Wealthy Galaxy நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஆண்ட்ராய்ட் மொபைல் அதாவது எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ் இருந்தாலும் சரி அந்த டிவைஸில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபாஸ்ட்டு கீபோர்ட் டைப்பிங் அந்த கீபோர்டோட தீம்ஸ் எல்லாம் மாற்றுறது அண்ட் வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீனோட வந்துட்டு லைவ் ஸ்க்ரீன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் அப்லோட் பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக நோட்டிஃபை ஆகும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவ்வளோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபாஸ்ட்டு கீபோர்ட் டைப்பிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரும் அதில்ன்ட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம் இது இன்ஸ்டால் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு இந்த மாதிரியோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கீழே நிறையா கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டவுன்லோட் ஆகி முடிஞ்சு இப்போ இன்ஸ்டாலிங் ஆகிட்டுருக்கு இப்போ ஃபுல்லுக்கு டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டு வந்துட்டு நம்ம அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்ரின்னு கேட்கும் அக்ரி கொடுத்துக்கோங்க அக்ரி சொன்னால் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இந்த ஃபாஸ்ட்டு பிங்கி போர்டு அப்படிங்க கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு இதை ஆன் பண்ணி விட்ருங்க ஃபஸ்ட் டே பிங்கி போடுங்க அதை okay okay next second option சொல்லிட்டு ஃபாஸ்ட் டைப் போடு அதை கிளிக் பண்ணி ஃபாஸ்ட் டைப்பிங்கி கீபோர்டுங்க கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபினிஷ் ஆனால் இந்த கீபோர்டு வந்துட்டு நமக்கு அப்ளை ஆயிரும் எல்லா கீபோர்ட்லேயுமே இந்த ஆப் இருக்கிற வரைக்கும் அந்த கீபோர்டு உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும் பார்த்திங்கன்னா எப்படி சோறாக்கல தெரியும் பால்னு டைப் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன இழுக்கிறோமோ அது மாதிரி எங்கள் டைப் ஆகும் இது ஒரு நல்ல ஃபியூச்சராக கொடுத்துருக்காங்க பார்க்க வேறு லெவலில் இருக்குது சரி வாங்க நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்பை பார்க்கலாம் அவங்க இப்போ சொல்லியிருந்தோம் அதில் வந்துட்டு அந்த கீபோர்டு எப்படி ஒரு காமிச்சுன்னு பார்த்துருப்பீங்க இப்போ அதே கீபோர்ட் ஃபாஸ்ட் டைப்பிங் ஆப்பில் தான் வந்துட்டு நம்ம லைவ் ஸ்க்ரீன் வால்பேப்பர்னு செட் பண்ண போகிறோம் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகே கொடுத்துக்கலாம் ஆடு வேறு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்துட்டு இவ்வளோ இது இருக்குது இவ்வளோ தீம்ஸ் இருக்குது இதில் வந்துட்டு நான் அந்த தீமை செட் பண்ணிக்கிறேன் இதே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது ப்ளே ஸ்டோருக்குள்ளே தான் போய் டவுன்லோட் ஆகும் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இது லேட்டஸ்ட் ஸ்டைலிஷ் கீபோர்ட் தீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்துட்டு நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு அந்த ஆப் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம்னா இது மாதிரி கொஞ்சம் நேரம் லோடையும் லேட்டஸ்ட் ஸ்டைலஸ் கீபோர்ட் தீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கீபோர்ட் தீம்லேருந்து அந்த டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அதில் கீழே இருக்க யூஸிங் இயர்ஸ் லைஃப் வால்பேப்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கையை வச்சு டேப் அண்ட் ஸ்வைப் பண்ணால் அந்த வாட்டர் மாதிரி இருக்க அந்த டிசைன்ஸ் வந்துட்டு இதாவது பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய உங்களுக்கு வந்துட்டு இதில் கிடைக்கும் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் தேவையான போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எந்த டீம் பிடிச்சிருக்கோ அந்த டீம் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு செட் பால் பேப்பர் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி ஹோம் ஸ்க்ரீனை home screen and lock screen அப்படின்னு கேட்டிருக்கு நான் ஹோம் ஸ்க்ரீனை கொடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அப்ளைங் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வருது இப்போ வந்துட்டு வால்பேப்பர் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டா ரெண்டு வால்பேப்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் செட் ஆகிட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வால்பேப்பர் நல்லா சூப்பராகவே இருக்குது வால்பேப்பராக இருந்தாலும் சரி கீபோர்டு வந்தாலும் சரி இந்த கீபோர்டு தான் நம்ம வந்துட்டு பார்த்தது சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கீபோர்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வால்பேப்பர்லேயும் நல்ல ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க டிசைன் பார்க்க சூப்பராக இருக்குது சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தொட முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் tata bye bye see next வீடியோவில் பார்க்கலாம்